அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் காப்பிரைட் காப்பிரைட் கண்டென்ட்னா என்னன்னு சொன்னால் நம்முடைய சொந்த உழைப்பு முயற்சி எதுவுமே இல்லாமல் அடுத்தவங்களுடைய படைப்புகள் அடுத்தவங்களுடைய மியூசிக்கு ஆடியோ வீடியோ அதே மாதிரி அவங்களுடைய இமேஜஸ்ஸு லோகோஸ் எம்பளம் கம்பெனி எம்பளமோ இல்லைன்னா ஒரு லோகோவோ அந்த நிறுவனத்துடைய லட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு புகைப்படமோ எதா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட காப்பிரைட் ஓனருடைய அனுமதி வாங்கி தாங்க யூடியூப் சேனலில் வீடியோக்கள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படி அவங்க அனுமதியெல்லாம் போட்டீங்கன்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் அந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல் தடவை உங்களுக்கு அது ஒரு வார்னிங்காக முதல் தடவை செஞ்சதுக்கு வார்னிங்காக சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சிருவாங்க உங்கள் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவாங்க தொண்ணூறு நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் உங்கள் சேனலில் இருக்கும் தொண்ணூறு நாள் வரை நீங்கள் எதுவும் செய்யலைன்னா ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆயிரும் அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு தவறை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு உங்களையே யூடியூப் சஸ்பெண்ட் பண்ணிடும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ண முடியாது அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் போக முடியாது லைவ் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் பிளேலிஸ்ட் எதையும் எடிட் பண்ண முடியாது ஒரு வாரத்துக்கு எதுவும் செய்ய முடியாது ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு இன்னொரு தொண்ணூறு நாளைக்கு ஆக்டிவாக இருக்கும் அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளேயே திருப்பி அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுடைய சேனல் உங்களுடைய அந்த ஐடியை டெலிட் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு இமெயில் ஐடியில் ஒருத்தர் அதிகபட்சமாக ஐம்பது சேனல் வரை யூடியூப் சேனல் வச்சுக்கலாங்க நீங்கள் ஒரு நாலு சேனல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு மெயில் ஐடியில் நாலு சேனல் நடத்துகிறீங்கன்னு வைங்க ஏதாவது வேற ஒரு சேனலில் செஞ்ச தவறுக்காக மீதி இருக்கிற எல்லா சேனலும் சேர்ந்து டெலிட் பண்ணப்படும் அதில் இருக்கிற எல்லா வீடியோவும் ரிமூவ் செய்யப்படும் இதுதான் யூடியூபுடைய ரூல்ஸுங்க அப்போது அமெரிக்கா அமெரிக்கா சட்டப்படி யூஎஸ்ஏவுடைய சட்டம் லா பிரகாரம் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு சொன்னால் ஒரு அடுத்தவங்களுடைய காப்பிரைட் கண்டென்ட்டை நீங்கள் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரு மெயின் கண்டென்ட்டில் ஏதாவது மேற்கோள் காட்டுறக்காக ஏதாவது மேற்கோள் காட்டி சொல்கிறக்காகவோ ஒரு சொற்ப நிமிஷம் ஒரு முப்பது செகண்டு வரையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது அந்த சட்டத்தில் ஃபேர் யூஸ் பாலிசி அதுக்கு பேர் இந்த ஃபேர் யூஸ் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பும் சொல்லுது ஆனால் உண்மையில் அந்த பாலிசி வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு பயன்படுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பயன்படாதுங்க நீங்கள் ஒரு வினாடி கூட அடுத்தவங்களுடைய வீடியோவோ ஆடியோவோ ஃபோட்டோஸோ எதையுமே உங்கள் சேனலில் யூடியூப்பில் எடுத்துக்க காட்டிடாதீங்க என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னுடைய வேற ஒரு சேனலில் அப்போ தான் நான் புதுசாக சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ரோ ஆகிட்டு ரொம்ப சின்ன யூடியூபராக இருக்கும்போது அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க திருப்பூருக்கு வந்திருந்தார் ஒரு பள்ளியில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு அப்போ அதை வந்து நான் வீடியோ பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தேன் அதில் அவர் இறங்கி காரை விட்டு இறங்கி வர்றத அப்படி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அது பேக்ரவுண்டில் சும்மா மெல்லிசாக ரொம்ப குறைவான சத்தத்தில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன் ஏஆர் ரஹ்மானுடைய அது சோனி மியூசிக்கல் வந்து காப்பிரைட் ஒன்று சோனி மியூசிக்கல் மியூசிக் சோனியுடைய ஒரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சது தமிழா தமிழா அப்படின்னு சொல்லி வருமே நாளே நம் நாளே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருபது செகண்ட் தாங்க ஒரே ஒரு வரி வர மாதிரி சின்ன ஒரு மியூசிக்கையும் பின்னாடி ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி வியூஸ் எல்லாம் போயிடுச்சு அதை பற்றி மறந்தாச்சு நாலஞ்சு மாதம் கழிச்சு எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு யூடியூப்லேருந்து மெயில் வந்துச்சு என்னுடைய அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோவை யூடியூப் டெலிட் பண்ணிருச்சு எதுக்காகன்னு சொன்னால் காப்பிரைட் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க எங்கள் எங்களுடைய ரிவைவர் வந்து பார்த்துட்டு இது வந்து உங்களை இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் தடவையாக இருக்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறோம் தொண்ணூறு நாள் உங்கள் சேனலில் இந்த ஸ்ட்ரைக் இருக்கும் தொண்ணூறு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் எனக்கு வந்துருச்சு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலைங்க பெசாமல் இருந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணலாம் மேல்முறையீடு செய்யலாம் நான் எனக்கு ஒரே சிந்த சிந்தனை குழப்பம் ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம்னு சொன்னால் எப்படி இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேர் யூஸ் பாலிசி தானே யூஸ் பண்ணோம் இருபது செகண்டு கம்மியாக தானே ஒரு அந்த வீடியோவை போட்டோம் அந்த மியூசிக் ஆட் வந்த பேக்ரவுண்டில் அது ரொம்ப சன்னமான வாய்ஸில் ஒரு இதில் தானே இருந்துச்சு வால்யூமில் தானே ரொம்ப குறைவான வால்யூமில் தானே அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு இருந்தாலும் சரின்னு ஒரு ரெண்டு மனசாக நான் போய் அப்பீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யூடியூபுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்ம போய் அப்பீல் பண்ணுறதுன்னா என்ன மேல்முறையீடு மேல்முறையீடு பண்ணுறக்கு யூடியூப் வந்து யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குது அந்த மாதிரி நான் அப்பீல் பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப்பில் எழுதுனேன் நான் வந்து ஃபேர் உங்கள் யூடியூப்புடைய ஃபேர் யூஸ் பாலிசி சட்டத்தின் பிரகாரம் நான் இருபது செகண்டுக்கு கம்மியாக தான் நான் வந்து அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் காப்பிரைட் யூஸு அதனால் வந்து இது வந்து தவறுன்னு எனக்கு தோணலை நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் இன்னொரு முறை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்பீல் பண்ணேன் மேல்முறையீடு செஞ்சேங்க நான் இந்த மாதிரி யூடியூபுக்கு மேல்முறையீடு செஞ்சிட்டேங்க இந்த அப்பீலை வந்து ஒரு நாள் எடுத்துக்கிச்சு யூடியூப் வந்து ஒரு நாள் திருப்பி ரிவைவ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த வீடியோவை திருப்பி கொடுத்துட்டாங்க எனக்கு டெலிட் பண்ண வீடியோவை திருப்பி ஆன்லைனுக்கு வந்துருச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு நாங்கள் உங்களுடைய அந்த அப்பீலை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் உங்களுடைய சேனலை போய் பார்த்தோம் அந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் வந்து இருபது செகண்ட் குறைவாக தான் பயன்படுத்தி இருக்கிறனால அது ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு உங்கள் சே உங்களுடைய இதை வீடியோவை திருப்பி கொடுத்துட்டோம் உங்களுடைய ஸ்ட்ரைக்கை நாங்கள் நீ விலக்கி கொண்டோம் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லை இனி உங்கள் சேனலில் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க இது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடியோ அப்படியே தான் சேனலில் இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் அதே குறிப்பிட்ட வீடியோவை சேனல் டெலிட் பண்ணிருச்சு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சு எதுக்காகன்னு சொன்னால் அதே அந்த ஏஆர் ரஹ்மானுடைய காப்பிரைட் மியூசிக்கை நீங்கள் யூ உபயோகப்படுத்தியிருக்கிறீங்கன்னு சொல்லி சேனல் வந்து டவு டவுன் பண்ணிருச்சு அந்த வீடியோவை டவுன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு திருப்பி வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு எனக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு இந்த ஸ்ட்ரைக்கும் வந்துச்சு நாம் போய் அப்பீல் பண்ணணும் இந்த வரலாறு எல்லாமே என்னோடய சேனல் ஹிஸ்ட்ரியில் அவங்கள்ட்ட இருக்கும் பேக் ஆஃபீஸில் பேக் எண்டில் யூடியூபுடைய ஆஃபீஸர்ஸ்க்கு ஊழியர்களுக்கு ஒரு சேனலுடைய எல்லா மைல் ஸ்டோன்ஸும் எல்லா படித்தரங்களும் வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த சேனலை எப்போ ஓப்பன் பண்ணோம் எப்போ வந்து நூறு சப்ஸ்கிரைபர் சேர்ந்தாங்க எப்போ ஆயிரம் சேர்ந்துச்சு எப்போ மானிட்டைசேஷன் கொடுத்தோம் எப்போ சில்வர் பிளே பட்டன் வாங்கினாங்க எப்போ வந்து க ஸ்ட்ரைக் வாங்கினாங்க எப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கினாங்க எப்போ கம்யூனிட்டி கைடு ஸ்ட்ரைக் வாங்கினாங்க கண்டென்ட் ஐடி கிளைம் எப்போ ஆச்சு எது எதுக்கு டிஸ்பியூட் பண்ணாங்க எது எதுக்கு வந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் என்னுடைய சேனல் ஹிஸ்ட்ரியே வந்து யூடியூப்புடைய என்னுடைய சேனலுடைய பேக் ஆஃபீஸில் யூடியூப் ஆஃபீஸர்கள்ட்ட இருக்கும் இது எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு முன்னாடியே ஒருத்தர் ரிவைவ் பண்ணி என்னுடைய அந்த வீடியோவை டெலிட் பண்ணாங்க திருப்பி நான் போய் அப்பீல் பண்ணேன் மேல்முறையீடு பண்ணனதுக்கு பிறகு அது வந்து அந்த மாதிரி எந்த தவறும் இல்லை காப்பி ரேட்டு ஸ்ட்ரைக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்ட அதே வீடியோவை ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வந்து யூடியூப் திருப்பி டெலிட் பண்ணிடுச்சுங்க மீண்டும் நான் போய் மீண்டும் அப்பீல் செஞ்சேன் ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் இது சரிதானே ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதே வந்து டெலிட் பண்ணிவிட்டு கொடு திருப்பி கொடுத்தீங்க தானே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி திருப்பி அப்பீல் பண்ணேன் எனக்கு திருப்பி அந்த வீடியோவை ஆமாம் ஆமாம் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் வந்து ரிவே பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த வீடியோவை கொடுத்துட்டாங்க என்னுடைய அந்த ஸ்ட்ரைக்கை வந்து யூடியூப் வாபஸ் வாங்கிக்கிச்சு இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி என்னோடய சேனல் அப்போ வந்து சின்ன சேனலாக இருக்கும்போது எனக்கு கேட்க முடியாது ஒரு சின்ன சேனல் வந்து யூடியூப் நேரடியாக தொடர்பு கொள்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வாய்ப்பும் இல்லை எனக்கு வந்து போன வருஷம்னா பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோட வளர்ந்துட்டேன் யூடியூப்போட நேரடியாக இமெயில் பண்ணக்கூடிய அந்த லிங்க்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க யூடியூப் ஆஃபீஸர்ஸோட any time twenty four into seven any டைமில் லைவ் சேட் பண்ணுற வசதி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போ சூசன் அப்படிங்கிற ஒரு லேடி ஸ்டாஃப்கிட்ட நான் வந்து சேட்டிங்கில் இது விஷயமா கேட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்ட்ரைக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்து டவுன் பண்ணீங்க அந்த வீடியோவை நான் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ அதே மாதிரி நடந்திருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி காப்பிரைட் விஷயங்களை வந்து எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை யூடியூபுடைய அல்காரிதம் யூடியூபுடைய ப்ரோக்ராம் ஒரு மிஷின் தான் வந்து கண்காணிக்குது அந்த மிஷின் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் இருபது செகண்டா இல்லை ஃபுல் வீடியோ மூவியும் போட்டுட்டோமா ஃபுல் மியூசிக்கல்ஸ் இருக்குதா அதெல்லாம் அது பார்க்காது கண்ணை மூடிட்டு அந்த மெஷின் என்ன செய்யும் உங்கள் வீடியோவை வந்து அதாவது ரேண்டமாக வந்து ஒவ்வொரு சேனலையும் செக் பண்ணிகிட்டே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை மாதத்துக்கு நாலு தடவை அப்படின்னு சொல்லி உங்கள் சேனலை எல்லாருடைய சேனலையும் போய் போய் இவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்க கண்காணிச்சிட்டே இருக்குது பாட்ஸ் பாட்ஸ் வச்சுருக்குறாங்க அது வந்து என்ன செய்ய நடந்துட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ஸ்ட்ரைக் கொடுத்துரும் திருப்பி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணும்போது ஹியூமன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது பா அந்த சிஸ்டம் கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு ஹியூமன் வந்து மனிதன் வந்து சரி பார்க்குறாங்க அதுலேருந்து நான் என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு செகண்டு கூட யாருடைய இமேஜஸையோ வீடியோவையோ மியூசிக்கையோ ஆடியோவையோ எதையுமே என்னுடைய வீடியோக்களில் யூடியூபுக்கு நான் செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வீடியோக்களை நான் இனிமேல் உபயோகப்படுத்துறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் இந்த கைன் மாஸ்டர் பவர் டைரக்டர் மற்ற ஆப்புகள்லையும் வெப்சைட்டுகள்லையும் யூடியூப்லேயே கூட நிறைய பேர் போட்டிருக்கிற காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்டு மியூசிக் அப்படின்னு இருக்கிற இசைகளை கூட நான் எடுத்து பயன்படுத்துறது இல்லைங்க அப்படி கட்டாயமாக ஏதாவது ஒரு மியூசிக் சேர்க்கணும் அப்படின்னு தேவை ஏற்பட்டுச்சுன்னா யூடியூபுடைய ஆடியோ லைப்ரரியில் எல்லா விதமான மியூசிக்ஸும் நிறையா விதமான தலைப்புகளும் மியூசிக் இருக்குது பாப்பு ராக்கு ஜாஸ் இந்த மாதிரி எல்லா மூடுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்ஸ் இருக்குது அதே மாதிரி எல்லா விதமான வாய்ஸுகளும் இருக்குது ஆடியோ கிளிப்புகளும் பலவிதமான ஆடியோ கிளிப்புகள் இருக்குது பூனை வந்து பூனை கத்துற மாதிரி குருவி கீச்சற மாதிரி பந்து வந்து அடித்தா என்ன சவுண்டு வரும் கதவை திறக்கும் போது வர சவுண்டு சத்தம் ச சருகளை கால் வச்சு நடந்தால் நடக்கிற சத்தம் இந்த மாதிரி எல்லா விதமான ஆடியோ கிளிப்ஸையும் யூடியூபோடைய ஆடியோ லைப்ரரியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க அந்த மியூசிக்கை மட்டும் பயன்படுத்துங்க யாருடைய எந்த இமேஜையும் யூடியூப்பில் போய் கூகுளில் போய் யாருடைய எந்த இமேஜையும் எடுத்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால காப்பிரைட் கிளைம் வராட்டியும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கிளைம் வந்துடும் கண்டென்ட் ஐடி பிரச்சனை வரும் யாரோடதையும் எடுக்காதீங்க சொந்தமாக உங்கள் தம்னெயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தம்னெயிலுக்கு இமேஜ் நீங்கள் சொந்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆ வீடியோ உங்கள் சொந்த வீடியோ போடுங்க அதே மாதிரி வீடியோஸ் உங்கள் சொந்த வீடியோ போடுங்க அதில் இருக்க மியூசிக்கு இது எல்லாம் யூடியூப் லைப்ரரியில் இருந்தால் எடுத்துக்குங்க ஒரு செகண்டு கூட எந்த விதமான அடுத்தவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அடுத்தவங்களுடைய படைப்புகளை எடுத்து பயன்படுத்தாதீங்க யூடியூப் சம்பந்தமான எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் யூடியூபர்களுடைய இந்த மாதிரியான யூடியூப்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற பல தகவல்களை வரிசையாக சொல்லலான் இருக்கிறேன் copyright policy content ID community guideline அதனுடைய ஸ்ட்ரைக்கு இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறதுக்கு நிறையா இருக்குதுங்க இப்போ சமீபத்தில் தமிழ் சேனல் மினிட் மிஸ்ட்ரி வந்து காப்பி ரைட் இஷ்யூனால் வேறு சேனலே ஓப்பன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய சேனல் அவங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் ஏழ்நூறு ஏழ்நூறு கே செவன் ஹண்ட்ரட் கே ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லைங்க சைல்ட் சேஃப்டி பாலிசியில் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஸ்ட்ரைக்கெலாம் வராது நேரடியாக வந்து உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க உங்கள் ஐடியை டெர்மினேட் பண்ணிடுவாங்க உங்கள் ஒரு ஐடியில் இருக்கிற எல்லா சேனலையும் டெலிட் பண்ணி அதில் இருக்க வீடியோக்கள் ரிமூவ் பண்ணப்படும் இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் இல்லை பேசலாமா என்ன விஷயங்கள் பேசணும் அடுத்தது என்ன உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எதை பற்றி நான் அடுத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அந்த மாதிரி வீடியோக்கள் போடுறேன்